அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகு கேது பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது வாக்கியப்படி ராகு கேது பயிற்சி ஆகுதுங்க செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபது திருக்கணிதப்படி ராகு கேது பயிற்சி ஆகுது இப்போ ஒரு சில பேர் வாக்கியப்படி ஃபாலோ பண்ணுவீங்க ஒரு சில பேர் திருக்கணிதப்படி ஃபாலோ பண்ணுவீங்க அதனால தான் ரெண்டு டேட்டு கொடுத்துருக்கேன் ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது திருக்கணிதப்படி தான் துலா ராசிக்கு இப்போ இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க துலாம் ராசி வீட்டிலேருந்து துலாம் வீட்டிலேருந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் இரண்டாம் இடத்துக்கு வராரு அதாவது தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் விருச்சக வீட்டுக்கு வராரு ராகு பகவான் பாத்தீங்கன்னா எட்டாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டிலேருந்து எட்டாம் வீட்டுக்கு வராரு அதாவது மிதன வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரிஷப வீட்டுக்கு வராரு இப்போ துலாம் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு கேது பகவான் வராரு எட்டாம் இடத்துக்கு ராகு பகவான் வராது வராரு இதனால என்ன சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ராகு கேது பயிற்சிக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ராகு கேது பயிற்சியும் பார்க்குறோம் குரு சனி எப்படி இருக்காங்க டோட்டலாக உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இரண்டாம்ன்றது தனம் குடும்பம் வாக்கு பொருளாதாரம் கடன் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதில் கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும் மெயினாக குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் வார்த்தையில் பார்த்து பேச வேண்டியது இருக்கும் குடும்பத்துலேயும் இருக்கலாம் வெளியும் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏன்னா இரண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் வரவு செலவு பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே பிரச்சனைகள் உண்டாக்கும் கவனமாக இருங்க இந்த ராகு கேது பயிற்சியில் அதே மாதிரி நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு கூட குரு பகவான் நவம்பர் மாதம் வர்றதுனால நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானன்றதுனால அர்த்தாஷ்டம சனி நல்லா இருக்கு ஏன்னா ஐந்து கூடிய சனி பகவான் வலு நாலாம் இடத்துல வந்து வலு தன் வீட்லேயே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து வண்டி வாகன யோகம் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு புதுசாக ஏதாவது கார் பைக் அந்த மாதிரிலாம் வாங்குவீங்க இல்லை உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னா கண்டிப்பாக அது கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே இல்லை வண்டி உங்கள் வண்டி ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துட்டு வேறு ஏதாவது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த மாதிரி கண்டிப்பாக மாற்றம் நடக்கும் சுப செலவுகள் சுப விரயங்கள் ஏற்படும் இப்போ வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது அந்த திருமண வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமண வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது நாலாம் இடம் வலுத்திருக்கிறதுனால கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க இடம் வாங்கிறதுக்குடைய வாய்ப்பு நிறைய இருக்குது சுப செலவுகளாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை வந்து சுப செலவுகளாக பண்ணிக்கோங்க நகைகளாக வாங்கி வைங்க இல்லை இடம் வாங்கி வைங்க இல்லை வீடு கட்டுறதுக்கான அந்த அமைப்பு இருக்கிறதுனால அது சேவிங்ஸ் பண்ணுங்க அதுக்குண்டான விஷயத்த நீங்க பண்ணுங்க முக்கியமா உங்க ஜாதகத்தை பாருங்க என்ன தசா புத்தி நடக்குது நம்மளுக்கு என்ன அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகக்காரங்க கிட்ட கண்டிப்பா இது ஆலோசனை பண்ணுங்க உங்க ஜாதகம் எடுத்துட்டு போய் காட்டுங்க ஏன்னா டைம் வந்து இரண்டாம் இடத்துல கேது பகவானும் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் இந்த விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் போய் என்னன்னு போய் கேட்டுட்டு வாங்க உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத அந்த அமைப்பு கூட உங்களுக்கு மாறும் டோட்டலாக நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக டோட்டலாக உங்களுக்கு மாறும் ஆனால் இருந்தாலும் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சுமாராக இருக்குது சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் நல்லா இருக்குன்னே சொல்லலாங்க அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா குரு பகவான் வந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி சனி பகவானும் ஐந்து ஐந்து குடைவரும் நாலாம் இடத்துல இருக்காரு அதனால ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ பத்தாம் பார்வையை துல்லாம பார்க்குறாரு சனி பகவான் இந்த டிசம்பர் மாதம் பயிற்சி ஆகுது வாக்கியப்படி அப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக துலாம பார்க்கறதுனால ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கும் ஒரு லேசினஸ் இருக்கும் ஒரு வேலையை சுறுசுறுப்பாக முடிக்க முடியாது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சூழ்நிலை வரும் உருவாகும் தொழிலில் கூட அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களால் அந்த அந்த முழு முழு ஈடுபாடு சொல்லுவோம் அந்த ஈடுபாடு வந்து உங்களால் இந்த டிசம்பர் மாதத்துக்கு மேலே கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதோட ஸ்மார்ட் ஒர்க் ஏதாவது பண்ணுங்கள் பிஸ்னஸை தொழிலை வந்து ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் ஏதாவது நடக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த மாற்றங்களை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த சோம்பேறித்தனம் விளங்கணும்னா கண்டிப்பாக காக்காய்க்கு ஏதாவது சாப்பாடு வைக்கிறது இந்த மாதிரி பண்ணுங்கள் பைரவருக்கு வந்து நாய்களுக்கு வந்து உணவு கொடுங்க உங்கள் தெருவில் உள்ள நாய்களுக்கு காக்காய்க்கு உணவு கொடுங்க இதுதான் ஒரு தீர்வாக இருக்கும் ஏன்னா துலாமை வந்து டைரெக்டாக பத்தாம் பார்வையாக பார்க்கறதுனால உடல் ரீதியானும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் உண்டாக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானமும் பாதிப்பு உடல்நிலையும் பாதிப்பு சோம்பேறித்தனம் இதெல்லாம் லேசினஸ் இதெல்லாம் கொண்டு வரும் இதை வந்து உடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பசுமாட்டுக்கு கொடுங்க வாழைப்பழம் கொடுங்க கீரை ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கீரை கொடுங்க என்ன உணவு சாப்பிடுமோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க இந்த நீங்கள் இந்த தானங்கள் கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு உண்டான அந்த பிரச்சனைகள் வந்து படிப்படியாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்கள் ஜாதகத்துலேயும் பிரச்சனை இருந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்ல கண்டிப்பாக அந்த மாற்றம் வந்து நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது படிப்படியாக உங்களுக்கு மாறும் ஆனால் தெய்வ பக்தி அதிகரிக்கும் கண்டிப்பாக அந்த ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்தது நீங்கள் சின்சியரா இருப்பீங்க நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்றத யோசிக்கிறத விட நம்ம எப்படி இந்த பிரச்சனையை மாற்றணும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போகணும் வேற என்ன பண்ணலாம் புதுசாக வேற என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றத யோசனை பண்ணுங்க தனிமையில் இருக்கும்போது தான் அது யோசிக்க தோணும் அதனால் யோசித்து ஒரு விஷயத்த செயல்படுத்துங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வெற்றி நிச்சயம் துலாம் ராசிக்காரங்க இந்த ராகுகேது பயிற்சி கொஞ்சம் முய முயற்சி செய்து தான் முறியடிக்கணும் தொழிலில் ஆனால் குரு பார்வை இருக்குங்க குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் நல்லாவே இருக்கும் ஆனால் உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு சனி பார்வை உங்கள் துலாம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சோம்பேறித்தனம் வரும் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளும் வரும் அதனால் ஹெல்த் டெஸ்ட் எடுத்துக்கோங்க ஹெல்த் வைஸ் பாதிப்பு இருந்தாலும் ஹெல்த் டெஸ்ட் டெஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது ரொம்ப நாள் நீண்ட நாளாக இந்த பிரச்சனை இருந்தது நம்ம போய் பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதனால் அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க குடும்பத்தில் இருக்கும்போது ரொம்ப அமைதியாக இருங்க அதிக வாக்குவாதம் வேணாம் பொறுமையாக நிதானத்தில் கடைபிடிங்க வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவின் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியா கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்